ஹலோ சுட்டீஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஷேப்ஸ் வடிவங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் ஓகே சர்க்கிள் வட்டம் ட்ரையாங்கல் முக்கோணம் ரெக்டாங்கிள் செவ்வகம் எலிப்ஸ் நீள்வட்டம் கிராஸ் இனங்கலத்தல் ஹார்ட் இதயம் ஸ்கொயர் சதுரம் parallelogram இணைகரம் பென்டகன் ஐங்கோணம் ஆக்டகன் எண்கோணம் ஸ்டார் நட்சத்திரம் ஓவல் முட்டை ஸ்பியர் கோலம் கோன் கூம்பு செமி சர்க்கிள் அரைவட்டம் சிலிண்டர் உருளை ஓகே சுட்டீஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் பாய் டேக் கேர்